அழைக்கிறான் மாதவன் வணக்கம் திருமாறன் ப்ரோ நான் ரீசன்ட்லி வந்து உங்ககிட்ட இருந்து நிதி தேவதையோட மந்திரத்தை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கைடன்ஸ் அனுப்பியிருந்தீங்க அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு கரண்ட்லி வந்து எனக்கு ஜாப் இல்லை ஸோ என்னோட இப்போ நான் டியூஷன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த டியூஷன் ஜாப்பே வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் நிறையா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அது அந்த தீய தேவதையோட மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு நிறைய புதுசாக வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய இன்டர்வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ப்ரோ ஏன்னா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன் எனக்கு சரியான வேலை எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது ஒரு செயலை பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் பண்ணவே தோணாது இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டு இந்த செயலை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்னையோட டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த தள்ளி போடும் பழக்கம் இருக்கிறதுனால என்ன விஷயம் ஏற்படுதுன்னா நிச்சயமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அது பண்ணாதப்போ ஒரு பிரச்சனை என்பது அந்த இடத்துல வந்துடுது அதாவது அது இந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் இந்த டைமுக்குள்ளே பண்ணணும்னு நினைப்போம் பட் பண்ண முடியாததுனால அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை பிறந்த அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ கொண்டு போய் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து அந்த குழந்தைக்கு இதை வாங்க முடியும் அது வாங்க முடியும் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வாங்கக்கூடிய அந்த இடத்துல அந்த விஷயம் என்பது தடைப்படுது இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்னன்னா அந்த தள்ளி போடும் பழக்கத்தை நம்ம கையிலேயே வச்சுட்டு இருக்கிறோம் எப்பயுமே அது கூடயே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இதை எப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி விடுறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் இது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்ணோம்னா எந்த மாதிரி இடத்துலலாம் இன்னும் நம்ம சஃபர் ஆகும் இது எல்லாருமே வந்து நிச்சயமாக நம்ம அனுபவிச்சிருப்போம் இப்போ பெட்ரோல் அல்லது நம்ம டீசல் போடணும்னு நினைப்போம் சரி ஓகே அடுத்த பங்க்கில் போட்டுக்கலாம் இதை விட்டுட்டு அடுத்த பங்க்கில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இது காலியாக கூட காலியாகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் வருது அந்த பெட்ரோல் பங்க் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த பங்க்குக்கு நீங்கள் திரும்ப போவீங்க அங்கே போய் அந்த டைமில் தான் நிற்க போகிறீங்க இங்கே இருந்தும் அந்த டைமில் தான் நிற்க போகிறீங்க அப்போ என்னன்னா நீங்கள் மைண்ட் செட்டு கொண்டு வந்துடணும் இப்போ இந்த பங்க்கில் நான் போட போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மங்கிலே நீங்கள் போட்டுருவீங்க அப்படி இல்லைனா போய் பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயோ போய் வண்டி நிற்கும் அதனால் நீங்கள் நிச்சயமாக சஃபர் ஆவீங்க அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீ உங்களோட ரூம்குள்ளே போகிறீங்க ஒரு பொருள் கீழே விழுந்து கிடக்குது அந்த பொருளை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் எடுத்து வைக்கணுன்னே தோணாது அது அப்படியே தான் கிடக்கும் எத்தனை நாளானாலும் அது அப்படியே தான் கிடக்கும் அது ஏன் அது தோண மாட்டேதுன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரல அது கீழே குனிஞ்சு எடுத்து வைக்கணுமா அப்படின்ட்டு தோணுது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது மைண்டு ஒரு கேள்வி ஒன்று சொல்லுதில்ல ஒரு கேள்வி ஒன்று எழுப்புதில்ல இது ஏன் இங்கே கிடக்குது எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்லும் அப்போ நீங்கள் அதை பிரேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கான விஷயத்த நீங்கள் அங்கே பண்ணணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு போக போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க இல்லை ஏதோ ட்ராவலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோமே ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அதுக்கான நம்ம நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இப்போ சார்ஜர் செல்ஃபோன் சார்ஜர் எடுத்து வைக்கணும் கேமரா எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா கேமரா எடுத்து வைக்கணும் இப்போ மைண்டு சொல்லணும் இது எல்லாத்தையுமே எடுத்து வைன்னு சொல்லி சொல்லணும் சரி விடு கிளம்புறப்ப எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டு தான் போவோம் அப்போ அது எப்போ சொல்லுதோ அந்த டைம்லேயே நீங்கள் அதை பண்ணிடணும் அப்போ அந்த சார்ஜர் எடுத்துவேன்னு சொல்லி சொல்லுதுன்னா அந்த சார்ஜர் எடுத்து வைக்கிறக்கான அந்த டைம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்ட மாட்டீங்க அப்போ அந்த தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கடைசி நேரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிருப்பீங்க அதனால நீங்கள் நிச்சயமாக சஃபர் ஆவீங்க அப்போது இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனையாகவே இருக்குது இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிவிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்கு தோணுது அதை பண்ணணும் இப்பயே இமீடியட்டாக பண்ணணும்னு தோணுது ஆனால் அதை நீங்கள் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க படுத்துக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போது அதை பண்ணாதனால அடுத்த கட்டத்தில் அதை நீங்கள் மறந்துருப்பீங்க அப்போ அதை பண்ணாதனால ஏதோ ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு வரும் அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கவனித்து என்ன பண்ணணும்னா சின்ன விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு இது இப்போ நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹேபிட்டாக மாறிடும் மாறுச்சுன்னா இந்த தள்ளி போடும் பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் எப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டூ டூ லிஸ்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இன்னைக்கு என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் போடணும் இன்னைக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்ற லிஸ்ட் இருக்கணும் அந்த லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் எது எதுலாம் ப்ரியாரிட்டி அப்படின்றது செகண்ட் விஷயம் அப்போ ஃபஸ்ட் விஷயம் டூ டூ லிஸ்ட் போடணும் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு அந்த டூ டூ லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டியை வந்து டிக் பண்ணணும் அந்த ப்ரியாரிட்டி படி உங்களோட ஒர்க் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது ஒரு டிக் பண்ணிகிட்டே வரணும் ஆனால் ஆல்ரெடி வந்து six things to do before sleep அந்த விஷயத்துலேயே அந்த வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் டூ டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த பிரம்ம முகூர்த்த வீடியோலாம் கொடுத்துருக்கேன் அந்த பிரம்ம முகூர்த்த வீடியோவில் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுலேயே அந்த டூ டூ லிஸ்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எழுதி வைக்காமல் உங்களோட எண்ணங்கள்லேயே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் மறந்துருப்பீங்க அதனால தான் டூ டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நாளைக்கு இந்த விஷயத்தை பண்ணணும் இவரை போய் மீட் பண்ணணும்ன்ட்டு உங்கள் மைண்டில் இருக்குது அதை தாண்டி இன்னொரு நாலு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் இருக்குது இப்போ நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுபடி பார்க்கும்போதே ஓகே இன்னைக்கு இந்தந்த விஷயத்தெலாம் நம்ம பண்ணணுன்றது மைண்டில் இருக்கும் இப்போ உங்கள் மைண்டில் நாலு விஷயம் படுக்க போகிற முன்னாடி இருக்குது தூங்க போகிற முன்னாடி இருக்குன்னா மூணு விஷயத்த அதுக்கடுத்த நாள் பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயத்த மறந்துருப்பீங்க ஐயோ ஐயோ மறந்தே போயிட்டுமே சரி விடு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்போ டூ டி லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி பேஸில் அதுக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணி எந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கடுத்து எந்த விஷயத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த வேலைகள் எல்லாமே முடிவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் மூணாவது விஷயம் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்போது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை எது வச்சுருக்கோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான சில அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எது எது இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒதுக்கணும் இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா கேம் கேம் விளையாடிட்டு பல பேர் வந்து சில லைஃபே வந்து நீங்கள் மாற்றிக்கிறீங்க கெடுத்துக்கிறீங்க அப்போ அந்த கேமிங்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அந்த சூழலை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இப்போது காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து வாக்கிங் போனோம் அப்படின்னு இருக்குது இப்போ காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் முன்னாடி நாலு நாள் சீக்கிரம் முன்னாடி நாள் நைட்டு சீக்கிரமாக தூங்கியிருக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது காலையில் எந்திரிக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும் இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா நைட்டு படுக்கும்போது நாளைக்கு வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பத்து மணிக்கு எந்திரிப்பீங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சரி இன்னைக்கு நாளை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறது வந்து கொஞ்சம் கடுப்பான வேலை பத்து மணிக்கு மேலே எந்திரிச்சிக்கலாம்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது இந்த கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா மேல் மனத்தில் என்ன இருக்குன்னா காலையில் எந்திரிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்குது அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஜெயிச்சிருது அப்போ இது நீங்கள் ரீட்யூன் பண்ண பண்ண பண்ண பண்ண உங்களோட லைஃப்பில் இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தள்ளிப்படும் பழக்கத்தை எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம் அதனால தான் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீட்யூன் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாளில் சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றுவது அப்படின்லாம் பல கிளாஸ் இருக்கிறதுக்கான காரணமே இந்த மேல் மனம் ஒன்று சொல்லுது ஆள் மனம் ஒன்று சொல்லுது அப்போ ஆள் மனதில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்கும் கொஞ்சம் உனக்கு சேஃப் ஜோனில் கம்ஃபர்ட் ஜோனில் இரு அப்படின்ற அந்த பதிவு தான் வந்து உங்களை செயல்படுத்தவே வைக்குது அப்போ இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு நல்ல ஒரு டேட்டாவை நீங்கள் போடும்போது நிச்சயமாக நீங்கள் எந்திரிச்சு அபரிவிதமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படி அபரிவிதமாக செயல்படும் போது மாற்றங்களுக்குள்ளே நிச்சயமாக போக ஆரம்பிப்பீங்க அதை பற்றினா தான் நம்ம ஒரு கிளாஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு இருபத்தி ஒரு நாள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எப்போ இருக்கும்னா ஏர்லி மார்னிங் இருக்கும் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஸோ பல வகையான மெடிடேஷன்ஸ் இருக்கும் எந்தெந்த விஷயத்தை வந்து சேலஞ்சாக எடுத்து நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து நான் உங்களை கைட் பண்ண போகிறேன் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றது அப்படின்றது நிச்சயமாக அது உங்களுக்கே தெரியும் பெரிய ப்ராசஸ் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன் இதுதான் அதுதான்றது என்னால் வந்து ஈஸியாக சொல்ல முடியல ஏன்னா லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நம்மளோட லைஃப்பில் எப்படி மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு என்ன பண்ணணும் தா தாட் ப்ராசஸில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் இந்த தாட் ப்ராசஸ் மாறிச்சுன்னா லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் கம்பேஷன் ஸோ பல விஷயங்கள் இந்த சக்கராஸ் ஆக்டிவேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்டேட்டாக இருங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்